good morning sir good morning Gayathri எல்லாம் ரெடி பண்ணியாச்சா ஆமாம் சார் குட் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ப்ராஜெக்ட் இதுவும் தவறினா கம்பெனிக்கு பெரிய லாஸ் உனக்கு சொல்லவா வேணும் எனக்கு தெரியாததா எங்களால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டுக்கிறோம் அண்ட் இது நீங்கள் பிரிண்ட் பண்ணி தர சொன்ன கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் ஆ ஏ தேங்க்யூ எல்லாரும் வந்தாச்சா எல்லாரும் வந்தாச்சு we can go now last correction ஒன்று இருக்குது நீங்கள் முன்னாடி போங்க I will join you in two minutes okay sir இதை பார்த்தீங்கன்னா அந்த வேலை பார்க்குறது வா காலங்கள் மாறுமா நானும் நீயும் சேரலாம் ஒன்றாக இருப்போமா கூட்ட கட்டி வாழ்வோமா நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பரு வீடு போய் சேர மாட்டேன் நான் வெடிச்சா உடும்புப்படி நான் வெடிச்சா வானவெடி நான் பாடும் பாட்டுக்கு தோல் பர நீ அடி நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பரு வீடு good morning good morning morning sorry for the delay guys இவங்க தான் எங்கட புது பார்ட்னர்ஸ் இவங்களோட பேர் கார்த்திக் அண்ட் இவங்களோட பேர் ஹரிஷ் அண்ட் சந்தியா வெல்கம் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு தான் சின்ன பசங்கன்னு குறைச்சி எடை போட்டுறாதீங்க because they are really talented and I think they can fit us அட நானும் நினைச்சேன் இவங்க புதுசாக தொடங்க போகிற அப்ரெண்டிஸ் அப்ரெண்டிஸா Sathish please be serious hmm hmm நாங்கள் இங்கே ஒன்று கூடினது வந்து எங்களோட புது வருஷ ப்ராஜெக்டை பற்றி கூடி பேசி ஒரு முடிவெடுத்து ஒரு டீல் முடிச்சு கொள்றதுக்கு வாடா ஒரு கிளாஸ் தண்ணி நோ தேங்க்ஸ் சொல்லுங்க இந்த முறை எங்கே வேட்ட என்னடா என்னோட ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டியா எந்த நேரத்துலையும் போடுறதுலே இருக்கிற ஷீல் ப்ரோ அப்போ தான் சம்பவம் தெளிவாக இருக்கும் என்ன பாஸ் அப்போ சரி தண்ணி ப்ளீஸ் என்ன பாஸ் அதில் பணம் இருக்குது சொன்ன இடத்துல கொண்டு கொடுக்குற இந்த ப்ராஜெக்டை வாங்குற அக்செப்ட் பண்ணாட்டி போடுற ம் முடிச்சுட்டு வார் குட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் இன்னும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் இதில் ஒன் ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதான் எங்களோட பிளான் ஸோ இதுக்கெல்லாம் மொத்த டீமோட ஹார்ட் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன் கண்டிப்பாக தேவைப்படும் தேங்க்யூ சார் இந்தியா நியூஸ் பார்த்தீங்களா ஏன் என்னாச்சு நீங்களே பாருங்க இவங்களுக்கு எங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் எப்படி கிடைச்சிச்சு அன்னைக்கு தானே பார்ட்னர் <laughs> உங்களோட ஃபோன் கால் தான் எதிர்பார்த்தேன் டேய் கோல மற்றவங்களோட ப்ராஜெக்டை திருடி முன்னேறது கேவலமா இல்லை உனக்கு சாரி ப்ரோ தப்போ ரைட்டோ I don't care about others பிரச்சனைனா நேரில் வா பார்ப்போம் அதுவும் தனியா <laughs> உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன் பட் உன் கான்சன்ட்ரேஷன் வெரி பேட் உன் ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிட்டு த்ரில்லிங்காக ஒன்று நடக்கவே இல்லை <laughs> பாருடா செல்லத்து கோவம் வருது உன்ன மாதிரி அலையிற வந்து கதைக்கிறேன் நான் என்ன சொல்லணும் மட்டும் மட்டும்தான் நீ பார்த்துருக்க என்ன வீட்டில் வந்து பாரு நான் எல்லாம் அவ்வளோ லோக்கலாக இருப்பேன்னு தெரியும் போடா உன் எதிரியை விலகி போ போ உன் தரங்களை தாண்டி வா வா உன் நம்பிக்கை நோக்கி வென்று வா அல்ல அறிந்து வா சார் என்னை கூப்பிட்டீங்களா அங்க போன வருஷம் ட்ராப் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இன்னும் இருக்கா நான் தான் எப்போ தேவைப்படும் என்கிட்ட சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் வேணுமா ம் ப்ளீஸ் இன்னைக்கு காலி இந்த ப்ராஜெக்டும் நம்மளுக்கு தான் இவெல்லாம் ஒரு ஆளுண்டு பாஸ் இதுக்கு போயெல்லாம் டென்ஷனாக இருந்தவண்டு சிம்பிளாக மேட்ரு முடியும் பாஸ் கிளம்புறான் பாஸ் கிளம்புறான் கம்பெனி எப்படி முன்னேற்றம்னு பார்ப்போம் வேண்டாம் இதெல்லாம் விட்டுடலாம் அதுவும் சரிதான் வண்டி அனுப்பாட்டேன்